வெல்கம் டு குக் வித் ரீடி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் நான் சப்பாத்தி நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நூடுல்ஸ் மாதிரி கேரட் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குடமிளகா இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸ் நாலனா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கோஸ் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டை இந்த மாதிரி பொரியல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு ஆயில் பெப்பர் நீங்கள் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் இது கூட பீன்ஸும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கோசு சேர்த்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப வேக விட வேண்டாம் இப்போ பாருங்கள் இது வதங்கிருச்சு இதோட நம்ம வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு இதோட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம் இதோட soya sauce chilli sauce tomato sauce அப்புறம் பெப்பர் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பொரித்து வச்சுருக்க முட்டை பொரித்து வச்சுருக்க சிக்கன் இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க இந்த மாதிரி கிளறி விடுங்க இதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ